வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஃபைவ் மினிட் சார்ட்லையும் ஒன் மினிட் சார்ட்லையும் என்ன மாதிரி கால்ஸ் ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி குரூடாயில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஃபைவ் மினிட் சார்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆன அஞ்சே நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஸோ இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டூ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் ஆகுது நமக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்க கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் தான் ஃபைவ் டூ சிக்ஸ்டி ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா பைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ பை கால் வந்துருச்சு அடுத்து மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அது வந்து first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன் மினிட் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டினா ஃபைவ் மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைவ் மினிட் சார்ட்டில் கால் பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்த பையிங் ட்ரெண்ட் அதனுடைய கண்டினியூஷனில் போயிட்டுருக்கு மார்க்கெட் தொடர்ந்து குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங்கில் ஏறிட்டு தான் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு பைக்கால் வந்து ஜெனட் ஆயிருக்கு ஜெனட் ஆயிருக்க அந்த ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபோரில் வந்திருக்க அந்த buy call five to seventy eight போகுதா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டி ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா five to seventy six range வரைக்கும் இப்போதைக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபைனலாக நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் டு செவன்ட்டி எயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு அப்போ ஜெனரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டென் ஃபிஃப்டிக்கு வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஒன் மினிட் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் டேலேருந்தே பையிங் ட்ரெண்ட்லேயே இருக்குது ஃபைவ் மினிட் சார்ட் இன்றைக்கி ஓப்பன் ஆன அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் ஆக்சுவலி பைக்கால் ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆனது நல்லா டார்கெட் அச்சீவ் ஆனது பார்த்தோம் அது இப்போ பார்த்தீங்கன்னா five thousand three hundred range வரைக்கும் நல்லா ரைஸ் ஆகிட்டு ட்ரெண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினதில் ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆனோடனே ஒன் மினிட்ன்றனால நமக்கு டக்குன்னு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் டூ நைன்டி டூவில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால்ன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஈவன் ப்ரீவியஸாக அந்த பைக்கால் கூட பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய அந்த பையிங் ட்ரெண்ட் கண்டினியூஷன் இருந்துச்சு ஸோ அதனால தான் நமக்கு அந்த ஓப்பனிங்லேருந்து அப்படியே தொடர்ந்து பையிங்லேயே இருந்தது மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சு ஒன்ஸ் அந்த ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்தனால நமக்கு அப்போயிலேருந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனதில் இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ஆகுது நமக்கு ஃபைவ் டூ நைன்ட்டி டூவில் வந்த கால் பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக வந்து டார்கெட் ஒன் கிட்டக்க வந்துருச்சு ஃபைவ் டூ எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் ஆகுது நமக்கு செல் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆனதில் பை காலாக வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ பையிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்றனால நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்திருக்கு ஃபைவ் டூ நைன்ட்டி எயிட்டில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் வந்திருக்குல்ல அதான் first target second target line first target பார்த்தீங்கன்னா five thousand three hundred and eleven second target five thousand three hundred and twenty four கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்போதைக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு ஜெனரேட் ஆயிருக்க அந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் மேலே ஆகுது நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது கொஞ்சம் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபைவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போயிருந்துச்சு போனாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அப்புறம் ரெக்கவரி கொடுத்ததில்ல இப்போ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி five thousand three hundred and eleven point twenty five தான் நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் அதை பிரேக் அவுட் பண்ணி five thousand three hundred and fourteen வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு ஜெனரேட் ஆனது நமக்கு இப்போ ஒரு டூ ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை க்ளீனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இந்த ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த யூரோப்பியன் மார்க்கெட்லாம் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அதனால தான் வந்து ஹெவி மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது நல்ல வால்யூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது டைம் ஆக ஆக ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறனால நமக்கு மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து கிடைக்குது அப்படி தான் இப்போ நமக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்திங்கன்னா நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி நைன் ஆகுது நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு sell at five thousand three hundred ரேஞ்சுன்னு வந்திருக்கு கீழே இருக்க ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் வந்து five two eighty six point seventy five இருக்குது இப்போ நம்ம ஃபைவ் டு எயிட்டி சிக்ஸ் வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்படி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் கேண்டில்னுடைய கலர் மாறும் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் வரும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வரும் வந்துட்டு என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஃபைவ் மினிட் சார்ட்டுங்கல நமக்கு இன்றைக்கி ஒரே கால் தான் வந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பையிங் ட்ரெண்ட்லேயே போயிட்டே இருக்குது அது ஒரு ஓவரால் ட்ரெண்ட் மாதிரி இருக்கும் அதே ஒன் மினிட் சார்ட்டுங்கையில் பாருங்கள் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுற சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கு கூட கூட நமக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ ஒன் மினிட்டுங்கையில் நமக்கு நல்ல ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட் மாதிரி பயன் ஆகுது அதனால தான் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பா மாறுற ஒவ்வொரு சின்ன சின்ன இதுக்கும் வந்து நமக்கு சேஞ்சஸ்க்கும் வந்து ரியாக்ட் ஆகிட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு டூ தேர்ட்டி நைனுக்கு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் கரெக்டாக down side five thousand three ஹண்ட்ரட்க்கு கீழே ஸோ கண்டிப்பாக இந்த கால் நல்லா சக்ஸஸாக ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் கிடச்சிருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கினதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டான ஃபைவ் டூ எயிட்டி சிக்ஸ் ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணிருச்சு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல நமக்கு கால் ஜெனரேட் ஆனது த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அப்பர் சைட்லேயே தான் இருந்துச்சு ஒரு ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து மேலே ட்ரேடிங் போச்சு பட் ஒன்ஸ் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆனோன்னே சட சடன் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கினதில் ஒரு டென் மினிட்ஸில் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு கால் ஜெனரேட் ஆனது டூ தேர்ட்டி நைனில் டூ தேர்ட்டி நைனுக்கு ஜென்ரேட் ஆன கால் த்ரீ செவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆனது டார்கெட்ஸாக ரீச் அவுட் கொடுத்துருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ்டான ஒரு ஸ்கேல்பிங் டெக்னிக்ன்றனால தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து டக் டக்குன்னு மார்க்கெட் ட்ரெண்ட் நல்லா மாறினதுனால நமக்கு டக் டக்குன்னு கிடைச்சதை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் எடுத்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி வேறு இன்வென்ட்ரி டேன்றனால தான் நமக்கு மூவ்மெண்ட் வந்து மார்னிங்லேயே ஹெவியாக கொடுக்குது ஒன்ஸ் இந்த ஈவினிங் டைமிங்க்கு மேலே இன்வென்ட்ரி நாள் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கு இருக்காது ஸோ இன்றைக்கி நல்லா மார்னிங்கில் மூமெண்ட் ஹெவி மூமெண்ட் கொடுத்துச்சு கொடுத்த மூமெண்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா வந்து இன்றைக்கி நமக்கு சார்ட்டில் கால்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ